அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி கிட்ட ஆகுது ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருதுன்றதை ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நமக்கு ஆஃப்டர் டுவெல் பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் இது மார்னிங்லேயே ஜெனரேட் ஆனது ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டவுன் அதுக்கப்புறம் ரெக்கவரி அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் இப்போ ஆஃப்டர் டுவெல் பிஎம்ல இப்போ மறுபடியும் டவுன் ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு இந்த அப் அண்ட் டவுன் ஒரு ரேலியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ராடேல ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு entry point target stop loss கிடைச்சா நல்லா தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் கிடைக்குதுன்றதா ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படி நமக்கு இன்றைக்கி டுவெல் பிஎம்மில் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றதுனாலே ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at eight one eight five அப்படின்ட்டு வந்திருக்கு வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை கால் தான் இருந்திருக்கும் ஸோ அது கால் ஜெனரேட் ஆகும்போது கேண்டிலுக்கு ஓப்பன் ஆகும்போதே கால் வந்து ஜெனரேட் ஆகும் கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து இருக்கும் எவ்ரிடே இது என்ன பண்ணுன்னா இந்த கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும் பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் கரண்ட்டில் பைக்கால்னா கால்னால் நெக்ஸ்ட்டு செல் கால் வரும் கரண்ட்டில் செல் கால்னால் நெக்ஸ்ட்டு பை கால் வரும் ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு குரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் நாள் வந்திருக்கு first hour at eight one sixty four point fifty ஃபோர்னு இருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபிஃப்த் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுன் சைடு இறங்குது eight one seven zero range break out ஆயிருக்கு இன்னும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஸோ இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் இறங்குச்சுன்னா first hour break out so நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் first hour range break out வந்து கொடுத்துருக்கு எயிட் ஒன் எயிட்டி ஃபைவ்ல வந்து இப்போ எயிட் ஒன் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைட் போயிருக்கு இந்த இந்த மாதிரி தான் இந்த சார்ட்ல ஒவ்வொரு நாளும் கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி தரும் ஜென்ரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களாலேயே நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூலுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ